வணக்கம் இப்போ நாம் பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா நவம்பர் தேர்ட் டைம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு நயன் டுவெண்ட்டி நைன் ஆகுது பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு பைக்கால் வந்திருக்குன்றனால கேண்டில் நமக்கு ஓப்பன் ஆகும்போதே க்ரீன் கலரில் ஓப்பன் ஆயிருக்கு ஓப்பன் ஆகிட்டு அந்த இருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போது பாருங்கள் buy at forty thousand hundred and eighteen so இன்றைக்கி நம்ம பேங்க் நிஃப்டி பை பண்ண வேண்டிய என்ட்ரி பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபார்ட்டி தௌசண்ட் ஒன் எயிட்டி தான் மேலே ரெண்டு க்ரீன் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இருக்குல்ல அதான் first target second target line கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்திங்கன்னா ஸ்டாப்லாஸ் லைன் ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆன ஒரு ஃபோர்டீன் மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ப்ரீவியஸ் கால் வந்து செல் கால் ஸோ அது வந்து ப்ரீவியஸ் டே வந்து வந்தது ஸோ அதனால தான் உங்களுக்கு கேண்டில்ஸ் வந்து ப்ரீவியஸ் டேனுடைய கண்டினியூஷனாக ரெட் கலரில் ஷோ பண்ணுது இன்றைக்கி வந்திருக்க ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான கால் பார்த்திங்க அப்படின்னா இந்த பை கால் தான் வந்து நமக்கு ஜெனரேட் ஆயிருக்கு இந்த மாதிரி இந்த சார்ட்டில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் பை பண்ணலாம் அப்படிங்கிற கேண்டில் நமக்கு இப்போ ஓப்பன் ஆன மாதிரியே க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகும் அதே செல் பண்ணலாம் அப்படின்னா நமக்கு கேண்டில் ஓப்பன் ஆகும்போது ரெட் கலரில் ஓப்பன் ஆகும் ஸோ இந்த பை கால் ஃபினிஷ் ஆனோடனே செல் காலும் நம்ம ஷோ பண்ணுறோம் இன்றைக்கி ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு செல் காலும் கிடைக்கும் ஸோ நம்ம அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு பை கால் மொதல் எப்படி ஒர்க் அவுட்டான்றதை பார்ப்போம் வந்திருக்க அந்த பை கால் வந்து மேலே போய் டார்கெட் அச்சீவ் பண்ணுதா இல்லை ரிவர்ஸ் ஆகிட்டு நமக்கு ஸ்டாப் லாஸை டச் பண்ணுதான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் அதுக்கடுத்து ட்ரெண்ட் நமக்கு சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா நம்ம செல் கால் வரும் ஸோ அதையும் நாங்கள் ஷோ பண்ணுறோம் ஸோ இப்போதைக்கு இந்த வந்திருக்க buy call on forty thousand one எயிட்டியில் வந்திருக்கு ஃபஸ்ட் டாரட் என்ன ஷோ பண்ணுதுன்னா forty thousand two eighty so ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் டார்கெட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இன்றைக்கி வந்து ஷோ பண்ணுது ஸோ வந்திருக்க அந்த கால் ஹண்ட்ரட் பாயிண்ட் மேலே போய் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுதா இல்லை ஸ்டாப் லாஸான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் நமக்கு கால் ஜென்ரேட் ஆகி ஒரு டென் மினிட்ஸ்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கால் வந்து ஃபஸ்ட் ஆர்ட்டை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு நமக்கு கால் ஜென்ரேட் ஆனது forty thousand one eighty so இன்றைக்கி வந்த ஃபஸ்ட்டு காலே வந்து இந்த ஃபார்ட்டி தௌசண்ட் ஒன் எயிட்டியில் வந்திருக்க அந்த கால் தான் ஸோ இந்த பைக்கால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு டென் மினிட்ஸ்க்குள்ளே நைன் மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் பண்ணி thirty forty thousand two ninety வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா போயிருக்கு இது பார்த்தீங்கன்னா bank Nifty weekly option thirty nine thousand five hundred call option so இந்த வீக்லி ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்றைக்கி பைக்கால் வந்து ஒரு ஃபைவ் நைன்ட்டி செவனில் ஜெனரேட் ஆயிருக்கு ஜெனரேட் ஆன இந்த பைக்கால் பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் ரேஞ்ச் வரைக்கும் போயிருக்கு ஸோ நம்ம எப்பயும் டேரக்ட் ஆப்ஷன் பண்ணுறீங்கன்னா இந்த மணி ஆப்ஷன் வந்து ரெஃபர் பண்ணுவோம் ஏன்னா அதில் மூவ்மெண்ட் வந்து நல்லா ஃபியூச்சர் அளவுக்கு இருக்கிறது வந்து இந்த மணி ஆப்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயில் வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் அனுப்புங்க இப்போ டைம் பார்த்தீங்கன்னா டென் டென் ஆக போகுது நமக்கு பைக்கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட் ஆரட்லேருந்து அப்படியே ரிவர்ஸ் ஆச்சு ரிவர்ஸ் ஆனதில் இப்போ நமக்கு ஒரு டென் ஓ கிளாக் அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து டவுன் சைடில் இறங்க ஆரம்பிச்சிச்சு ஸோ அப்படி நமக்கு டவுன் சைடில் இறங்க ஆரம்பித்ததுனால நமக்கு இப்போ செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு அதனால் கேண்டில் நமக்கு ஓப்பன் ஆகும்போது ரெட் கலரில் ஓப்பன் ஆகிட்டு sell at forty thousand hundred and seventeen அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு ஸோ நமக்கு இதில் ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் பை பண்ணலாங்கையில் க்ரீன் கலர் கேண்டில் செல் பண்ணலாங்கையில் இந்த மாதிரி தான் ரெட் கலரில் கேண்டில் வந்து ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகிட்டு இப்போ கீழே பாருங்கள் ஃபஸ்ட் டாரட் செகண்ட் டாரட்டுக்கு ரெட் கலர் லைன்ஸ் வந்துருக்கு மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா stop loss line forty thousand hundred and செவன்டீனில் வந்திருக்க இந்த buy sell call forty forty thousand sixteen வருதா அப்படின்றது தான் இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆனது ஃபஸ்ட்டு ஒரு லெவன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணுச்சு அடுத்து இப்போ டுவெல் ஓ கிளாக் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் டாரட்டை வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஸோ நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆகி ரொம்ப ஸ்லோவான மூமெண்ட்டில் தான் இருந்துச்சு மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா அந்த செல்லிங் ரேஞ்சிலே தான் ட்ரேடிங் போச்சு more than one and half ஹவர்ஸாக வந்து அந்த செல்லிங் ரேஞ்சில் தான் இருந்துச்சு இல்லை அப் சைடில் இருந்துச்சு பட் ஒரு லெவன் தேர்ட்டிக்கு அப்புறம் மார்க்கெட் டவுன் சைடில் இறங்குது லெவன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டார்ட் பிரேக் அவுட் அதுக்கடுத்து டுவெல் ஓ கிளாக் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் டாரட்டையும் பிரேக் அவுட் பண்ணிட்டு இப்போ டவுன் சைடில் போயிட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு பேங்க் நிஃப்டி ஒன் மினிட் சார்ட்டில் பைசல் கால்ஸ் ஜெனரேட் ஆச்சு ஜெனரேட் ஆன கால் இப்படி தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும்னு